வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போக வேண்டும் மேஷ செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல ஐந்தாம் பாவம் ஐந்தாம் இடம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் அடுத்தது அதில் ஆளுமை செய்யும் கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை செய்யும் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செவ்வாயின் ஆளுமை ஐந்தாம் இடத்துல எந்த மாதிரி பலன் தரும் ஏன்னா மேஷ லக்கணத்திற்கு ஒன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாயே வருகிறார் அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார் இப்போ இது வந்து ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் துல்லிய பலன்களை மட்டுமே தரும் ஏன்னா அண்ட் மத் அது என்ன நட்சத்திர சாதத்தில் இருக்குது மற்ற கிரகங்கள் பார்வை இருக்கிறதா இல்லை மற்ற கிரகங்களின் சேர்க்கை ஐந்தாம் இடத்துல இருக்கா இதை வச்சு தான் முழுமையான பலனை நம்ம ஓரளவு சொல்ல முடியும் சரிங்களா அண்ட் தசாபுத்தி என்ன தசாபுத்தி நடக்குது இதை வைத்து தான் ஒரு சுயஜாதகத்தில் ஒரு ஐந்தாம் பாவத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரே ஒரு கிரகத்தை வைக்கும் பொழுது ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகலாம் சரிங்களா இப்போ ஐந்தாம் பாவம்னா என்னங்க ஐந்தாம் பாவம்னா உங்களுடைய திறமை உங்களுடைய வந்து ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே ஐந்தாம் பாவம் உங்களுடைய காதல் வாழ்க்கை நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுடைய தனிப்பட்ட காதல் இது எல்லாமே ஐந்தாம் பாவத்தை சொல்லும் உங்களுடைய அறிவு கூர்மை உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்லணும்னா ஐந்தாம் பாவம் அடுத்தது வந்து உங்களுக்கு சொத்து இருக்கா பூர்வீக சொத்து இருக்கா இது எல்லாமே ஐந்தாம் பாவம் உங்களுடைய தனித்துவம் ஐந்தாம் பாவம் நீங்கள் வந்து தனியாக தெரியணும்னா யாரெல்லாம் ஐந்தாம் பாவத்தை இயக்குறாங்களோ அவர்கள்லாம் வாழ்க்கையில் தனித்து தெரிவாங்க சரிங்க உங்களுக்குன்னு ஒரு சொத்து உங்களுக்குன்னு ஒரு வீடு உங்களுக்குன்னு ஒரு நிலம் எல்லாம் வந்து மூதாதையர் வழியுது அப்புறம் குலதெய்வத்தை கண்டறிவது அப்புறம் உங்கள் குலதெய்வம் யார் எல்லாமே சொல்கிறதா ஐந்தாம் பாவங்க அப்புறம் உங்களுடைய உள்ளுணர்வு திறன் இதுவுமே ஐந்தாம் பாவம் சரிங்க இப்போ முதல்ல வந்து உங்கள் திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் லக்கினாதிபதி எட்டாம் அதிபதி ஐந்துலேயே இருக்கிறனால உங்களுக்கு இயல்பலியே இயல்பலியே ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கும் அதை வந்து அதை வந்து நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருப்பீங்க ஒரு ஓவியத்துலேயோ ஒரு பாட்டு பாடுறதுலையோ ஒரு பேசுறதுலையோ இல்லை வந்து எழுதுறதுலையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லை எடிட்டிங்கு என்டர்டெயின்மெண்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் திறமை இருக்கும் அதையே நீங்கள் செயல்படுத்தி கொண்டு இருப்பீர்கள் சரிங்களா செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் சில பேருக்கு வந்து ரொம்ப ஆராய்ச்சி செய்யும் எட்டாம் அதிபதி செவ்வாயே வரனால ஆராய்ச்சி செய்யும் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எது எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து பார்ப்பாங்க அப்போ சில பேருக்கு வந்து சித்தி அவர் சில பேர் ஜோதிடம் படிப்பது சில பேர் வந்து அந்த வந்து அந்த காஸ்மிக் சயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா மறைபொருள் ஞானம் இது எல்லாமே வந்து ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறனால அவங்களால எளிதாக கற்றுக்க முடியும் சரிங்களா அதே இந்த ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது பல நேரத்தில் என்ன பண்ணிடும்னா பல பேர் வந்து ஒரு லவ் ஒரு லவ் டுவோர்ட்ஸ் லவ் காதல் காதல் நோக்கி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க பல பேருக்கு அந்த சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமாங்கிற மற்ற கிரக சேர்க்கையை வச்சு தான் முடிவு செய்ய முடியும் சரிங்களா அவ்வளோதான் அது காதலும் என்பது வந்து நீங்கள் வந்து உங்கள் கலைகளின் மீடோ இல்லை வந்து கிரியேட்டிவ் உங்கள் சுயதிறமை மீடோ அதுவே கூட வச்சுக்கலாம் சரிங்களா அது என்னென்னா நீண்ட நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது வந்து பல பேர் வந்து பூர்வீக சொத்து கண்டிப்பாக இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பூர்வீக சொத்து இருக்குது சரிங்களா அது மூதாதையர் வழியோ இல்லை அப்பா வழியோ ஏதாவது ஒரு வழியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பூர்வீக சொத்து என்பது அது பிரச்சனை இல்லை அடுத்தது வந்துட்டு இவங்க வந்துட்டு எளிதில் கோவப்பட்டுருவாங்க ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க ஒரு விஷயத்தை வந்து அதனாலேயே வந்து இவங்களோட திறமைக்கு ஒரு மதிப்பு இல்லாமையோ இல்லை மரியாதை இல்லாமையோ போயிடும் அதனால் இவங்க தான் வந்து ஒரு பக்குவமாக அமைதியாக இருக்கணும் தனது திறமை இப்படி இருக்கே ஒரு கிரியேட்டிவாக நமக்கு இவ்வளோலாம் தெரியும் அப்படின்னு வெளிக்காட்டிங்கன்னா ஒரு வந்து ஒரு தாண்டொன்றித்தனம் அப்படிங்கிற சில நேரத்தில் இவங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் அதை வந்து இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து அந்த ஐந்தாம் அந்த செவ்வாய்க்கு வந்து ஐந்தில் இருக்கும் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டாம் பார்வை இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிங்களா அப்படின்னா நாலாம் பார்வையாக பார்க்கும்போது ஐந்து ஐந்திலிருந்து நாலாம் பார்வையாக வந்துட்டு எட்டாம் எட்டாம் பாவத்தை பார்க்கும் சரிங்களா அப்படின்னா இயல்புலேயே வந்து அந்த எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஞானம் அறிவு கலை சம்மந்தப்பட்ட அறிவு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அந்த எட்டாம் பாவத்தை உள்வாங்குது ஐந்திலிருந்து எட்டாம் பாவத்தை நாலாம் பார்வையாக உள்வாங்குது அடுத்தது ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் பாவம் இவங்களை வந்து பணம் சம்பாதிக்கணும் நிறையா பொருள் சேர்க்கணும் நிறையா புகழ் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எட்டாம் பாவம் எட்டாம் பார்வையாக வந்து பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கும் அப்படின்னா பன்னிரெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்கக்கிட்ட ஒரு மறைவு ஒரு ரகசியத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அது வெளிப்படைத்தன்மையே இருக்க மாட்டாங்க எவ்வளோ செலவு செய்கிறாங்க எங்கெல்லாம் போகிறாங்க சரிங்க இவங்களோட மருத்துவ பிரச்சனைகள் என்ன இவங்க வந்து நிம்மதியாக தூங்குறாங்களா இது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்ககிட்ட ரகசியம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா வேறு சந்தேகம் அப்புறம் வந்து குழந்தைகள் குழந்தைகள் உங்களுக்கு உங்களோட குழந்தைகள் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது அது என்னமே நிறைய கணக்குகள் இருக்குது அதனால குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்களா அதை பற்றிலாம் ஐந்தாம் பாவத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லாம் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்